சென்னை ஆதம்பாக்கத்தில் ஆட்டோ டிரைவர் நடு ரோட்டில் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கிண்டி மசூதி காலனியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அசார் ஆட்டோ நிறுத்தம் அருகே இவர் சாலையில் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பல் வழிமறித்தது கத்தி மற்றும் அறிவாளால் மர்ம கும்பல் அசாரை வெட்டியதால் அவர் துடி துடிக்க இரத்த வெள்ளத்தில் பிணமானார் அருள்நிதி என்பவரை கொலை செய்த வழக்கு அசார் மீது இருந்ததாகவும் அதற்கு பழிக்கு பழி வாங்கவே இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது காவல்துறை மூன்று தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடி வருகிறது